வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து மகர ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி பலன்கள் சரிங்களா ஏற்கனவே சனி வந்து பயிற்சியாகி உங்கள் ராசியிலேயே ஜென்மச்சனியாக பயிற்சியாகிவிட்டு சில கடினமான விஷயங்களை உங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது புரிகிறது நம்ம நண்பர்களே அதாவது நீங்கள் செய்யாத தவறுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் தேவையில்லாத உடல் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் ஏதாவது ஒரு அவர்களின் எந்த வழியில் ஒரு உயர்நிலையில் இருந்தாலும் மனதளவில் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதை போல் ஒரு தோற்றம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இதுவும் கடந்து போகும் என்று ஒரு சில காலகட்டத்தில் இதுவுமே மாறுங்க சரிங்களா வரும் குருப்பெயர்ச்சி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது காலை எட்டு மணி அளவில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்துட்டு ஏழரை சனி ஏழரை சனி பயம் பயப்படவோ இல்லை அடுத்தவருடைய பயமுறுத்தவோ நீங்கள் தேவையில்லை ஏழரை சனி என்னங்க தாக்கம் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வெறும் நூறு நாள் தாங்க வெறும் நூறு நாள் இப்போ நீங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு இப்போ உத்திராடத்தில் உத்திராடத்தில் வந்துட்டு சனி இருக்கிறனா உத்திராடம் நாலாம் பாதம் மூணாம் பாதம் இரண்டாம் பாதம் சரிங்களா இந்த பாதத்தில் வந்துட்டு சனி இருக்கும் பொழுது அதன் அதிகபட்சங்க நூறு நாள் நூறு நாள் என்னங்க மூ அதிகபட்சம் மூணு மாதம் தாங்க மூணு மாதத்துக்கு மேலே அந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு கிடையாது அந்த டைம் மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் சில பிரச்சனைங்க அந்த மூணு மாதத்தில் வர பிரச்சனையே அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் இருக்குங்க அவ்வளோதான் அந்த மூணு மாதம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா போதுங்க இப்போ சனி வந்து திருவோணம் அவிட்டத்துக்கெல்லாம் போயிட்டுனா உத்திராடக்காரர்கள் எண்டமே அந்த பலன் கம்மியாயிடும் அதுக்கான ஏற்படுத்தின எஃபெக்ட் காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனா என்னங்க சனி எப்பயுமே ஜென்ம சனியாக வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் அதிகமாக பண்ணணும் நீங்கள் வந்துட்டு வேலையில் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு சில விஷயங்களை மறைமுகமாகவோ யாருக்கும் தெரியாமவோ தெரியாமலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் காட்டி கொடுத்துரும் உங்கள் மேலே தேவையில்லாமல் அவதூறு வரும் இவ்வளோ நாளாக ஒன்றுமே தெரியல இன்றைக்குன்னு பாட்டு மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அது வேலையிலேயே போகிற அளவுக்கு சில பேர்லாம் அப்போனா என்னங்க ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் சனி சரியாக பண்ணணும் கரெக்டாக இருக்கணும் பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் ஏமாற்றக்கூடாது அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கொடுத்துடணும் உங்கள் வேலையில் இருக்கணும் நாலு பேர் வேலை செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது ஏன்னா சரிங்களா ஏன்னா உங்களுக்கான அந்த அட்டாக் வரும் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் உங்களை வந்து கேள்வி கேட்டு உங்களை வெளியே அனுப்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது சனி என்ன சொல்லுது ஒரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி டைமில் இந்த வேலையில் சரியாக செய்யுங்க அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் அப்படி நீங்கள் அதற்கு மாறி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்களே வந்து சார்ந்த சிறு சிறு மன சஞ்சலங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது தாங்க ஜென்மச்சனி அப்பையும் நீங்கள் ஏழரை சனி அப்பையும் ஒரு ஒரு மனிதனை மாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா அது இதுதான் ஒரு மனிதன் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா எவ்வளோ வழியை அனுபவிப்பீங்க அப்படின்னு ஏழரை சனியை அனுபவித்து முடித்த தனுசு ராசிக்காரர்களையும் விருட்ச ராசிக்காரர்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போவும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் செயல்களால் நீங்கள் மாற்றி அமைத்து விடலாம் சரிங்களா அடுத்தவர்களின் பணத்தை அவர்களுக்கு மீறி அணி அதிகமாக அபகரித்தாலோ அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசினாலோ எதுவுமே அந்த கர்ம வினையில் சேரும் சரிங்களா இதிலிருந்து நீங்கள் விடுபடனா உங்கள்கிட்ட தான் அந்த வழி இருக்குது அந்த சனிக்கிட்ட எதுவுமே இல்லை சரிங்க ஒரு டிஸ்க்ளைமராக போட்டுட்டேன் சரிங்க இப்போ பயிற்சி பலனை விட்டு நீங்கள் எதோ சொல்லிட்டு இருக்கீங்க புரியுது அதாவது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு பயிற்சின்னு ஒன்று நடக்குதுன்னா அதே வந்துட்டு குரு பயிற்சி சனி பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு அஞ்சு கோடி மக்கள் மகர ராசியில் இருப்பாங்க அஞ்சு கோடி பேருக்குமே ஒரே பலன் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இல்லை ஏன் நான் சொல்லக்கூடிய பலன்களுமே அது பொருந்தாமல் போகும் அது அப்படின்னா என்னங்க இப்போ ஏழரை சனி நடக்குதுன்னா ஏழரை சனி ஒரு எழுபது சதவீதம் தாக்கம் குறைக்கும் உங்கள் ஜாதகம் என்னதான் வலுவாக இருந்தாலும் வலு குறைந்து இருந்தாலும் சரிங்களா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அப்போனா உங்கள் சு கோச்சாரத்தை பெருமளவும் நம்பக்கூடாது சரிங்களா கோச்சாரம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியோட அது அடுத்தது முதல்ல உங்கள் சுய ஜாதகம் உங்கள் சுய ஜாதகத்தின் அந்த கோச்சாரங்கள் செயல்படும் அதில் ஆக்டிவேட்டர் ஸோ சுய ஜாதகத்தில் நன்மை நடக்கும்னு நினச்சின்னா அந்த கோச்சாரங்கள் அதன்படியே செய்யும் உங்கள் சுய ஜாதகத்தில் தீமை நடக்குதுன்னா கோச்சாரமும் அறுபடியே செய்யும் பல பேர் வந்து ஏழரை தண்ணியில் உயர்ந்தவங்களாம் இருக்காங்க வீழ்ந்தவர்களும் இருக்காங்க இரண்டு தரமுமே இருக்காங்க அப்போனா எரு நீங்கள் எடுத்துக்கிற பார்வை தாங்க இருக்குது மற்றபடி உங்கள் சுயஜாதகம் வலிமையை பொறுத்தது இருக்குது அதாவது வெறுமனே சும்மா அப்படியே வந்து கோச்சா நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இரண்டுமே நம்பாதீங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை இரண்டுமே நம்பாதீங்க உங்கள் சுயஜாதகம் தான் கடைசி வரை ஏன்னா உங்கள் தனித்துவம் உங்கள் சுயஜாதகம் நீங்கள் பிறந்த நேரம் நீங்கள் பிறந்த இடம் அவ்வளோதான் அடுத்தது குரு பயிற்சியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்குரிய பேர் குரு ராசியில் லக்கணத்திலேயோ ரீஸ் நீசம் அடைகிறார் மகர ராசி மகர லக்கணம் இரண்டு பேருமே இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு என்னங்க நீங்கள் எடுக்கும் முயற்சி வந்து சொல்லிட்டு தள்ளி போகும் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கணும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் முன்னாடிலாம் போட்டு ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணுன்றீங்கன்னா இந்த தடவை வந்து நீங்கள் ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் போடணும் அப்படின்னா என்னங்க உங்களை கடுமையாக உழைக்க வைக்கும் நீங்கள் மனதிற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க அதை விட பத்து மடங்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாமே ஒரு நெகட்டிவ் பலன் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கும் அப்போனா நம்ம வந்து ரொம்ப காஷிஷாக இருக்கணும் ரொம்ப ப்ரீகாஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் காரணம் உங்களை இன்னுமே இன்னுமே நெகட்டிவ் படுத்தி இன்னுமே உங்களை வந்து கீழே தள்ளுறதுக்கான பலன் சொல்லும் முறை கிடையாது சரிங்களா அதாவது உங்களை பூஸ்ட் அப் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் இவ்வளோ சொல்ல வரேன் சரிங்க அப்படின்னா குரு ராசியில் இருக்கிறதுல உங்களை பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தினாலுமே குரு பார்க்கும் பார்வைகளை வந்து பலப்படும் அப்படின்னு என்னங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படின்னா பூர்வ புண்ணியம் தண்டை வழி ஆதாயம் தாத்தா வழி ஆதாயம் உங்கள் சொத்து இவங்கள் வந்து நீண்ட தூரம் பிரயாணம் செல்லுதல் இல்லை குடும்பத்தை விட்டு தனித்திருத்தல் இல்லை பூர்வ பூர்வ புண்ணியத்தில் போய் வாழ்தல் வாழுதல் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் அப்படின்னா ஜென்மச்சனி என்ன சொல்லுது அனைவரையும் தனித்தெரு தனிமையை விரும்பு ஒரு சமூகத்தோட அவங்க விமர்சனம் செஞ்சு நீ தனியாக போய் வாழணும்னு சொல்லுது அப்போனா நீங்கள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் ஒரு கடந்த இருபது வருஷமோ பத்து வருஷத்துலமோ ஒரு செய்யாத விஷயத்த இந்த ஜென்மச்சனியில் செய்ய தொடங்குவீங்க அவ்வளோதான் இதை தான் சொல்லிடுங்க நான் பூர்வீகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்குமா கண்டிப்பாக நல்லது கிடைக்கும் ஆனால் ரொம்ப நாள் நீண்ட நாள் அங்கேயே பூர்வீகத்தில் இருந்தால் சிறு பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதில் மட்டுமே கவனமாக இருங்க சரிங்களா அப்போ நான் ஏழாம் பார்வையாக குரு வந்து ஏழாம் பாவத்தை பார்க்குது ஏழாம் பாவம் சனியும் பார்க்குது எப்பயுமே குருவும் சனியும் ஏழாம் பார்வையாக ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் அதிகமாக செழிப்படையும் அப்படின்னா உங்கள் மனைவியோ இல்லை நண்பர்களோ இல்லை கிளைண்ட்ஸோ நீங்கள் அதிகமாக பா நல்ல ரிலேஷன்ஷிப்பை இந்த டைமில் க்ரியேட் பண்ணணும் அவங்கள பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னா அவங்கள் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு புகழும் மரியாதையும் எளிதில் கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்காத புகழும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சுமூகமாக பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் கடுமையான முயற்சி எடுக்கக்கூடியதாக வரும் தொழில் அளவில் என்றைக்குமே இது வரைக்கும் ஒரு பழைய யுக்திகளே நீங்கள் பயன்படுத்தாமல் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக உருவப்படுத்திக்கிட்டே வரணும் இந்தாங்க ஒரு வருஷம் இந்த ஆஃபரு அடுத்த ஒரு வருஷம் இந்த ஆஃபரு தொழில் அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அடுத்த வருஷம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் மாற்றினா தான் வந்துட்டு மகர ராசிக்காரர்கள் உங்களின் கர்மா நீங்கள் வாழ்க்கை முழுதும் கடுமையாக உழைக்க முடியும் காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் மகரம் மகரம்னு என்னங்க சனியின் ஆதிக்கம் கொண்டது அவனா கடுமையான உழைப்பாளிகள் சரிங்களா அவன் என்னைக்கு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணியே ஆகணும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் ஃபீல்டு ஒர்க் பண்ணியே ஆகணும் சரி அப்படி பண்ணலையா தொழிலில் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க ஏன்னா உங்கள் ராசியே சனி தொழிலுக்கான அதிபதி அப்போ நான் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களை மதிப்பு மரியாதையும் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தொழிலில் நான் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பிரகடனப்படுத்துங்க வெளியில் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு புகழ் உங்களுக்கு மதிப்பு அதன் மூலயமா பணம் சம்பாதிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் சரிங்களா அதாவது கோச்சாரம் என்பதை நம்புவதோட உங்கள் சுயஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதும் தனியாக பார்த்துக்குங்க நண்பர்களே இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்